என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் இதே வசனம் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்திலே ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதே வசனத்தை நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் அவர் செய்த அதிசயங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த வாக்கின் நியாய தீர்ப்புகள் இதை நாம் நினைவு கூற வேண்டும் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது நினைவு கூறணும் என்ன செய்யணும் நினைவு கூறணும்னு ஆண்டவர் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா இதைய கமாண்டா இதை வந்து கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் இது ஒரு கட்டளை ஆண்டவர் ஆசரிக்கும்படியாய் சிலதை சொல்லுவார் சிலதை வந்து ஆண்டவர் செய்யும்படியாக சொல்லுவார் சிலதை ஒரு ஒரு ஒழுங்கின்படி பார்க்க போனால் ஒரு வழிபாட்டு முறையாக ஒருவேளை சிலது தேவன் தேசிய கட்டளையாக சிலது தேவன் தேசிய சட்டமாக என்ன செய்வார்னா கொடுப்பார் அது கட்டளையாகவோ ஆலோசனையாகவோ சட்டமாகவோ எந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதையே நம்ம மீற கூடாது இப்போ எல்லாரும் கவனிங்க ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை மூணு விஷயம் அங்கே வசனத்தில் மூணு விஷயத்தை ஆண்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார் அதிசயங்களை ரெண்டு அற்புதங்களை மூன்று வாக்கின் நியாய தீர்ப்புகள் வாக்கு அது மறந்துடக்கூடாது வாக்கின் நியாய தீர்ப்பு ஏன்னா நியாய தீர்ப்பு பல நியாய தீர்ப்பு இருக்குது அதனால தான் வாக்கின் நியாய தீர்ப்புன்னு இதுக்கு வந்து பைபிள் வந்து பேர் கொடுக்குது இதை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் அவருடைய வார்த்தையின் நிறைவேறுதல் இப்போ அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்லிகிட்டே வருவேன் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களா நீங்களாக அதை உங்களுக்குள்ளே எப்படி பதிவு வச்சுக்கன்னு நினைக்கிறீங்களோ அப்படி பதிவு வச்சுக்கோங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பார் ஒன்று நாளாகம் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் இது அப்படியே சங்கீத நூற்றி அஞ்சாம் சங்கீதம் அஞ்சில் ஏழாம் வசனத்தில் வருதுன்னு சொன்னால் இது ஒரு குறிப்பு அப்படியே வரும் போன வாரம் படித்தது வரும் சரிதானே இனி அடுத்த வாரம் தியானிக்கு போகிறது அதில் வரும் இதை நீங்கள் கோயின்சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேதத்தில் எந்த வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படின்னு பைபிள் ஒரு குறிப்பு தந்திருக்குது ஆகவே எல்லா வார்த்தைகளுக்கும் ஜோடி இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு விஷயம் ஒன்றுக்கு மேலே சொல்லப்படுதுன்னா அது அது என்ன காரணம் ஏன் ஒரு தடவைக்கு மேலே சொல்லப்படுதுன்னா அப்படி சொல்லப்படுற விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும்னு அர்த்தம் ஹலோ லோயா ஒன்றுக்கு மேல்பட்ட முறை ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அது உண்மைன்னு அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அது சொல்லப்பட்டுச்சுன்னா அதை நீ மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறாருன்னு அர்த்தம் இப்படி அதுக்கு கூட ஆயிரம் காரணங்கள் இருக்குது இப்போது இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறது என்ன கவனிங்க ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை காண வைக்கிறவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்கிறவர் இதுதானே இந்த மாதத்துடைய வாக்கு தத்தம் யோவேல் மீகா ஏழு பதினஞ்சு இந்த வசனத்தின்படி இப்போ ஆண்டவர் செய்கிற அதிசயங்களுக்கு இப்போ அதிசயம் பெற்றவங்க இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை ஏதேதோ கோணங்களில் அறிஞ்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க இப்போ அப்படி இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என் அற்புதத்தை என் அடையாளத்தை நான் செய்கிற அதிசயத்தை தெரிஞ்சிருக்கிற நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா கமாண்டா நினைவு கூறணுங்கிறார் படிச்சிட்டீங்களா அந்த வசனம் படிப்பை இன்னொரு முறை படிச்சிரு அவர் செய்த அதிசயம் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறு நினைவு கூறுங்கள் நீ சங்கீத நூத்தி அஞ்சுல ஏழு படிக்கிற அப்படி தானே இதுல அங்க ஒன்று நாலு பதினாறுல பதிமூணுல நீங்க படிச்சுன்னா அதுல ஒரு வார்த்தை அவருடைய அற்புதங்கள் வராது அற்புதங்களையும் வரும் அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரி இப்போ நினைவு கூற வேண்டிய மூணு விஷயத்தை இந்த வசனம் சொல்லுது அதில் அதிசயங்கள் ஒன்று அற்புதங்கள் ரெண்டு அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள் மூணு வாக்கின் நியாய தீர்ப்பு வாக்கின் நியாய தீர்ப்புக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வாக்கின் நியாய தீர்ப்புக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதல் அவர் சொல்லுவார் சொன்னபடி செய்து முடிப்பார் சொன்னா சொன்னதுதான் என் ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் சொல்றது தான் செய்வார் செய்யற மாதிரி இருந்தால் தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவரிடத்தில் வல்லமை பூரணமாய் இருக்கிறது வல்லமை குறைந்து போகவே இல்லை வல்லமை அவருடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாறவே இல்லை அன்றைக்கு செய்தது இன்றைக்கு அவருக்கு செய்ய முடியும் இன்றைக்கு செய்கிறது அவருக்கு என்றைக்கும் செய்ய முடியும் ஏனென்றால் அவர் வாழும் தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஏகோவா தேவனாயிருக்கிறார் ஹலலூயா என் அன்பு தேவனுடைய ஜனங்களே சபை மக்களே கவனியுங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையுமே ஏறக்குறைய ஒன்று தான் அதிசயங்களும் அற்புதங்களும் அப்படின்னு சொல்கிறது ஏறக்குறைய ரெண்டுமே ஒன்று தான் ஸோ நீங்கள் கவனிங்க இந்த அதிசயங்களை இந்த அதிசயங்களுக்கு நாம் என்ன செய்யணும்னு கத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார் நாம் என்ன பண்ணணும் இப்போ நாம் நினைவு கூறுறதுல என்னென்ன என்னென்ன விஷயங்களை நம்ம நினைவு கூறுறோம் கேஷுவலாக சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் அடிக்கடி எதையெல்லாம் என்ன என்னமா என்னமா அவன் ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் சொல்லியிருந்தானா அவன் எனக்கு இப்படி சொல்லிட்டானே சொன்னவனை நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அப்புறம் சொல்லுங்கய்யா உங்களுக்கு ஒரு ரோசம் கிளம்ப வேண்டாமா அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டாமா சொல்லுங்கள் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோம் கல்யாண நாள் நினைக்கிறாரா இவர் பொய்யெல்லாம் சொல்லப்படாது அவர் பிடிச்சிட்டாரியா கலியாளால் நினைக்கிற கல்யாணம் பண்ணி வச்ச உன்னை மறக்கவே மாட்டேயா உள்ள நினைக்கிற பிறந்தனால நினைக்கிறேன் சரி சில நேரம் சில நமக்கு நெருக்கமான உறவுகள் இறந்தனால நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் வேற என்னம்மா வேலைவா வேலை நினைக்கிறியா சரி வேலை பாரு போ போக மாட்டேங்குது பாருமா வேலையை நினைக்கிறானா நீ நாளைக்கு வழக்கம் போல் ஓட ஆரம்பிச்சா சனிக்கிழமை வெடிராத்திரி வரைக்கும் என்ன செய்யணும் ஓடணுமே அப்படி நான் வேலையை நினைக்கிறையா அப்புறம் என்னம்மா சரி சூப்பர் சேலரி டேட்டர் நினச்சிட்டு பையா நாள் ஒன்று நாள் ரெண்டு நாள் மூணும் இன்னும் சம்பள நாளுக்கு எனக்கு இருபது நாள் தான் இருக்குது பத்து நாள் தான் இருக்குது அஞ்சு நாள் தான் இருக்குது அந்த சம்பள நாள் அன்னைக்கு வேலையே ஓடாதுங்க சம்பளத்தை வாங்கிட்டு என்ன செய்யணும் ஆ நாலு கழிசில் கூட இருப்பான் அவனை கூட்டிகிட்டு போய் ஆமாம் அவனையும் கெடுத்து இவனும் கெட்டு பைக்கில் எங்கேயாவது உருண்டு போறண்டு எழுந்து ஆமாம் அப்படிலாம் வந்தா தாயா சம்பளம் வாங்கின ஒரு நிறைவு சரி சம்பள நாளை நினைக்கிறேங்கிறார் வேறு எதையெல்லாம் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒருத்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கிறீங்களே இல்லை கண்டிப்பாக எதையும் நினைப்பீங்க எனக்கு இப்படி செஞ்சானல்ல எனக்கு இப்படி சொன்னானல்ல அது அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யவே செய்யாது மறக்காது நம்ம ஒருத்தருடைய நன்மை நினைக்கிறோமே இல்லையே கண்டிப்பாக தீமையை நம்ம நினைப்போம் பைபிள் சொல்லுது இதையெல்லாம் நினைக்க சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் படித்து பார்த்துக்குங்க இதையெல்லாம் நினைக்க சொல்லி பைபிளில் ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு கமாண்டை கொடுக்கவே உங்கள் பிறந்த நாட்களை நினையுங்க திருமண நாட்களை நினையுங்க உங்கள் அன்பர்கள் இன்பர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்த நாட்களை நினையுங்க ஆசிரியங்க அப்படின்லாம் ஆண்டதை சொல்லவே இல்லை பைபிளில் சொல்லி இதெல்லாம் மனிதர்களுடைய வழக்கம் ஆனால் ஆண்டவரே நினைவு கூறும்படி சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதில் இந்த இடத்துல மூன்று காரியத்தை கத்த சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு என்ன அதிசயம் செஞ்சுருக்கிறேங்கிறத நான் உனக்கு என்ன அற்புதம் செஞ்சுருக்கிறேங்கிறத என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறி இருக்கிறதுங்கிறத நீ வந்து நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும்னு கத்தர் சொல்லுகிறார் ஹலலூயா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நம்ம வாழ்க்கையில் நாம் பிறந்த நாளிலிருந்து நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி பிறந்த நாளிலிருந்து அவர் உங்களுக்கு செஞ்சது என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய தெரியல நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தும்போம் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த நினைவு தெரிஞ்ச நாளுங்கிறது என்ன வயசு இருந்திருக்கு சுமார் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஒரு அஞ்சு வயசாக இருக்கலாமா ஒரு பத்து வயசாக இருக்கலாமா ஆ ஒரு ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு இருந்திருக்கலாமா சரி ஆனால் நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன் அந்த வயசில் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளுங்கிறீங்களா அதிலிருந்து உங்களுக்கு எல்லாமே எல்லாமே அப்பிருந்து நடந்தது எல்லாமே உங்களுடைய மெமரியில் இருக்குதா இல்லை அதில் கூட நீங்கள் சந்தித்த துன்பங்களும் நீங்கள் சந்தித்த இன்பங்களும் அதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உங்களை பாதித்தது மட்டும்தாங்க உங்கள் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லதோ கெட்டதோ உங்களை அது எவ்வளோ பாதிச்சதோ அது மட்டும்தான் உங்களுடைய மைண்டில் இன்றைக்குமே இன்றைக்குமே இப்போ வரைக்கும் கூட நீங்கள் பாருங்கள் இப்போ நல்ல நினைவு தெரிஞ்ச காலம் தான் ஆனால் இப்போ நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தெரியுமா மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அந்த பிரச்சனை எனக்கு நிறையா இருக்குது நிறைய மறந்துடுறேன் எல்லாத்துக்கும் வருது அது எல்லாருக்குமே அது என்ன செய்யுது வருது மறந்துட்டேன் அப்படிங்கிற இந்த இந்த வார்த்தை எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே வருதுங்க மறந்துட்டேன் அப்போ நம்மளால் எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியலன்னு நினைவு வைக்கவே முடியல எல்லாத்தையுமே நினை நினைக்க ஒருவேளை நான் ஒன்று கேட்குறேங்க ஒன்று நினைக்கும் போதே நம்மால் அப்செட் ஆகி ப்ரெஷர் மண்டைக்கு ஏறி கை காலில் இழுத்து எல்லாத்தையும் நினச்சான்னா சில பேருக்கு புரியல நம்மால் சொல்கிறேன் சுவிச் ஆஃப் ஐயாவை கூப்பிடு ஆசீர்வாதம் கூறுட்டுருவா இந்த சில நேரம் எதையாச்சும் ஒன்று ஓவராக திங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடுறீங்க பேசுங்க நான் உங்கள் எல்லாத்திட்டு தான் கேட்குறேன் எங்களுக்கு மட்டும்தான் நினைவாற்றல் அதிக மாதிரியும் உங்களுக்கு நினைவே வராத மாதிரி மேலே உட்காந்துருக்கிறீங்க சில நேரம் சிலர் உங்களுக்கு செஞ்ச தீமையை நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது ஆ கோபம் வருது ப்ரெஷர் ஆகுது சாப்பிட முடியல அன்னைக்கு தூக்கம் அன்னைக்கு ராத்திரி கெட்டு போச்சு அமேன் சில நேரம் சில பேரை நினச்சா சில விஷயங்களை நீங்கள் நினச்சா அது உங்களை வந்து எப்படி எப்படியோ இன்பத்திற்குள்ளே உங்களை வந்து கொண்டு போயிடுது வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள் ஆண்டவர் இந்த உலக தரப்பில் எல்லாத்தையும் நாம் நினைக்கும்படியும் வைக்கல எல்லாத்தையும் நாம் மறக்கும்படியும் வைக்கல ஆனால் அவருடைய அதிசயங்களை மட்டும் கத்தர் சொல்றாரு நீ நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறார் எத்தனை இருக்கு புரியுது வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற அவர் அவர் காண்பிச்சு கொடுத்திருக்கிற அதிசயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்கிற அதிசயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு தெய்வீக பயத்தையும் ஒரு பக்தியையும் ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையும் தந்து தேவனுக்கு முன்பாக அவனை நல்லவனாக மாற்றி நிறுத்துங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை ஏன் ஆண்டவர் நினைக்க சொன்னார் நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் ஏழாம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் எங்கள் பிதாக்கள் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினைவுடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் கலகம் பண்ணினார்கள் கவனிச்சிருங்களா எல்லாருமே வசனத்தை பார்த்துட்டீங்களா அங்கே என்ன ஆவியானவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கள் பிதாக்கள் சங்கீதக்காரன் தாவிது ரொம்ப அழகா ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு இங்கே உரைக்கிறதை நீங்கள் பாருங்கள் இங்கே இங்கே நீங்க கவனிக்கணும் எங்கள் பிதாக்கள் இசரவேலர் மாதிரி தேவனை பார்த்த ஜாதி தேவனை அனுபவித்த ஜனம் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா இஸ்ரவேலர் மாதிரி தேவனுடைய மகிமையை கண்டவங்க யாராவது இருக்கிறாங்களா தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் மாதிரி தேவனை அனுபவித்த ஜனம் இந்த உலகத்தில் யாருங்க இருக்க முடியும் அமே இஸ்ரவேலர் மாதிரி தேவனை அனுபவித்தவங்க தேவனை கண்டவங்க தேவ மகிமையை பார்த்தவங்க தேவனுடைய மகிமையை பெற்றவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது இன்னொன்னே சொல்லிடுறேன் அவங்கள மாதிரி தேவனுக்கு எதிராக பாவம் பண்ணவங்களும் யாரும் இல்லை <laughs> ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இவங்கள மாதிரி இந்த இசரவேலர் மாதிரி நான் அடிக்கடி யோசிப்பேன் இப்படியெல்லாம் செஞ்ச ஆண்டவரை எப்படி இவங்களால் மறக்க முடியுது இப்படியெல்லாம் செஞ்ச ஆண்டவரை எப்படி இவங்களால் வருத்தப்படுத்த நீங்கள் கூட அவர் அவர் வந்து உங்களுக்கு செஞ்சதை எதுவுமே வேண்டாங்க உங்களுக்காக ரத்த சிந்தனர் பார்த்தீங்களா அதை மட்டும் நினைங்க நீங்கள் ஆண்டருக்கு துரோகம் பண்ண முடியும் நீங்கள் ஆண்டருக்கு விரோதமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் எனக்காக எனக்காக ஒருத்தர் மறித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் என் நான் ஏற வேண்டிய சிலுவில் அவர் ஏறினார் நான் தொங்க வேண்டிய சிலுவில் அவர் தொங்கினார் கொல்லப்பட வேண்டிய எனக்கு பதிலாக அவர் கொல்லப்பட்டார் இயேசு அகோரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார் எனக்காக என் பாவங்களுக்காக அப்படின்னு ஒரு மனுஷன் உண்மையாய் அறிந்து கொண்டா நான் சொல்லுவேங்க அவனால் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்ய முடியாது ஹலலூயா இப்போ சங்கீதக்காரன் இங்கே ஒரு உண்மையை கண்டு சொல்லுகிறது நீங்கள் கவனியுங்கள் எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்க செஞ்ச அதிசயங்களை உணரல அவங்க அதிசயத்தை உணரல அடுத்தது இன்னொரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது பாருங்க அந்த அதிசயங்கள்ல இருங்க இருங்க இருப்பா இந்த அதிசயங்கள்ல வந்து ஆண்டரே உமது கிருபைகளை நீங்க வெளிப்படுத்துனீங்க அந்த அதிசயத்தின் மூலமா உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்துனீங்க அதையும் அவங்க நினைக்கல இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிவந்த சமுத்திரத்துல சிவந்த சமுத்திரத்தினுடைய ஓரத்தில் அவங்க கழகம் பண்ணினாங்க கழகம்னா என்ன சண்டை கழகம்னா வாக்குவாதம் கலகம்னா ஒருத்தருக்கு எடுத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராய் பேசுறது கலகம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராய் ஏதாவது ஒன்றை செய்வது அதான் கலகம் நம்ம நாட்களில் இந்த வார்த்தை கலகம்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி தெரியுமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் கலவரம் என்னங்கிறோம் கலவரம் கலவரம்னு வார்த்தை உங்களுக்கு புரியும் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க கலவரம் வேறு கலகம் வேறு யோ அதையா கலகத்தை தான் கலவரம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லணும் கலவரம் வர இடத்துல வார்த்தைகள் எப்படி வேணாலும் வரும் கல் மண்ணும் என்ன செய்யும் எரியப்படும் ஒருத்தருக்காக ஒரு ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேனர் பிடிப்பான் கொடி பிடிப்பான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் கோஷமிடுவான் இல்லையா உண்ணாவிரதம் அது இது மறியல் ஆமாம் சட்டத்தை மீறுறது எல்லாம் நடக்கும் எங்கே கலவரம் வர இடத்துல இதெல்லாம் வரும் பைபிள் சொல்லுது நல்ல ஒரு காரணத்தை சொல்லுது பாருங்கள் தேவனுடைய அதிசயத்தை தேவனுடைய அதிசயங்களை பிதாக்கள் பிதாக்கள் உணரல அடுத்தது அதில் வெளிப்பட்ட அவருடைய கிருபையை அவங்க நினைக்கல இதனால என்ன நடந்துச்சுன்னா சிவந்த சமுத்திர ஓரத்தில் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறது புரிய வேண்டும் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை தேவனுடைய அதிசயங்களை எப்பவுமே நீங்கள் இரண்டு கோணத்தில் சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டு கோணம் இருக்குது நீங்கள் நினைவு கூறுறதுக்கு ரெண்டு விதங்கள் இருக்குது எல்லாருக்கும் நான் சொல்றேன் கவனிச்சுட்டு வாங்க தேவனுடைய அதிசயங்களை நினைக்கணும்னு ஆண்டர் சொல்லிட்டார் இதை வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே ஒன்றை குறித்து ஆகஸ்ட் மாதம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பாஞ்சாம் தேதின்னு சொல்லி அல்ல நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உன் தேவனுடைய அதிசயங்களை நீ நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நாலு கிழமையெல்லாம் கிடையாது எல்லா நாளும் சொல்ல போனால் எல்லா நாளும் நினைக்கணும் நான் நினைக்க நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய அதிசயத்தையெல்லாம் நம்ம நினைக்கிற நாள் நமக்கு நல்ல நாளாய் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய அதிசயத்தை நான் தியானிக்கும் நாள் எனக்கு நல்ல நாள் அவருடைய அதிசயத்தை தியானிக்கும் நாள் எனக்கு அதிசய நாள் நான் சொல்கிறது எத்தனை பேர் விளைவிக்கிறீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக மாறும் நீங்கள் ஆண்டோட அதிசயங்களை நினைக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அதிசய நாளாக மாறுங்கிறத கர்த்தர் இந்த வேலையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறார் கவனியுங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயமும் நம்மளை பரவசப்படுத்தலை எல்லா விஷயமும் நமக்கு வந்து நன்மையை கொண்டு வரல எல்லா விஷயமும் நமக்கு இன்பத்தை தரல எல்லா விஷயமும் நமக்கு ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்தலை எல்லா விஷயமுமே நமக்கு வந்து நமக்கு எல்லா தரப்புலையும் பாசிட்டிவா இல்லை எத்தனையோ விஷயங்கள் நம்ம நினைக்கும் போது அது நமக்கு நெகட்டிவாய் மாறுகிறது நம்ம சமாதானத்தை கெடுக்குது நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது நம்முடைய நிம்மதியை கெடுக்கு நமக்கு வர வேண்டிய ஒரு நன்மையை கெடுக்கிறது தடுக்கிறது எல்லா விஷயமுமே நாம் நினைவு கூறுகிற எல்லா விஷயமும் நமக்கு நல்லதா இல்லை அதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா நாம் நினைச்சோம்னா சிலதெல்லாம் நமக்கு நல்லாவே இல்லை யோபு வருத்தப்படும் போது சொன்னார் எங்கள் அப்பனுக்கு போய் ஏவன் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு சொன்னா சொன்னானோ அவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறார் <laughs> எத்தனை புரியுது அவனை சபிக்கிறார் எங்கள் அப்பனுக்கு போய் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு சொன்னா பார்த்தியா அவன் அவனை சொல்ற அவனை நினைச்சு சொல்கிறார் அவன் ஆமாம் நான் பிறந்த நாள் அமாவாசை ஆகட்டுங்கிறார் அந்த நாள் ஒரு நல்ல நாளாக கூடாதியா அந்த நாள் வந்து ஒரு வேதனை நாளாக இருக்குன்னு அந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னா அங்கலாய்ப்புல குமுறுகிறத ஆவியானர் எழுதி வச்சிருக்கிறார் சிலதெல்லாம் நினச்சோம்னாவே நமக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்துடும் நம்ம சமாதானம் பறி போயிடும் நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம் அன்னைக்கு முழுசு சாப்பிட முடியாது அன்னைக்கு தூக்கம் கெட்டு போயிடும் என் ஆண்டவர் சொல்றாரு நீ எதையுமே நினைக்காத நான் செஞ்ச அதிசயங்களை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கிறார் ஹலலூயா அவருடைய அதிசயத்தை நினைக்க நினைக்க நினைக்க அவர் செய்யக்கூடிய அதிசயம் செய்ய செய்ய செய்த அதிசயத்தை நினைக்க நினைக்க அவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா அதை நினைக்க நினைக்க நினைக்க இப்படி செய்வார்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள் விசுவாசம் நினச்சி பாருங்கள் அதை நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கை தலை உங்கள் வாழ்க்கை அப்படியே வேரூன்றி அது கனி பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அப்படி நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் கா காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசினுடைய வல்லமாக அழிஞ்சு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தளர்வுகளும் எல்லா விதமான போராட்டங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற பய உணர்வுகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு தைரியமும் பலமும் வந்து விடுமாக்கும் அலையலூயா இப்போ தாவீது சொல்றது உங்களுக்கு புரியுதா அவருடைய அதிசயத்தை அவர் செஞ்சதை உணரல அதில் வெளிப்பட்ட அவருடைய கிருபையை அவங்க மறந்துட்டாங்க நினைக்கல மறந்துட்டாங்க நினைக்கிற நினைவு கூறுறது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு அதுக்கு அதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா மறக்கிறது நினைக்கிறது மறக்கிறது உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும் மறந்தா நீங்கள் அவர் செஞ்ச அதிசயங்களை மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீராதியா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது ஆண்டர் செஞ்ச அதிசயங்களை யார் மறக்கிறானோ ஆண்டர் செஞ்ச அதிசயங்களை யார் நினைக்கலையோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரவே வராது உங்கள் வாழ்க்கையில் தேவன் நினைக்க சொல்கிறது என்னென்னா நான் என்ன செஞ்சேங்கிறத நினைங்கிறார் ரெண்டு ஆங்கிள் இருக்குது நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு விதத்தில் அந்த அதிசயங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்பர் ஒன் முந்தி முந்தி நம் பிதாக்களுக்கு செய்தது எல்லாரும் சொல்லுங்கள் அதிசயங்கள் ரெண்டு வகையாக நீங்கள் எப்பவுமே அதிசயத்தை ரெண்டு வகையாக பிரித்து தியானிக்கணும் முந்தி பிதாக்களுக்கு தேவன் செய்தது பிந்தி பிறகு எனக்கு தேவன் செஞ்சது நீங்கள் பிரிச்சுக்கணும் எப்படி பிரிக்கணும் முந்தி பிதா பிதாக்கள்ங்கிறது என்ன யாரோ பிதாக்கள்ங்கிறது என்ன யாரோ ஆபரகாம் தான் ஈசாக்கு தான் யாக்கோபு தான் இன்னும் வேதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய புருஷர்கள் ஸ்திரீகள் தான் ஆனால் அதில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது மற்றவர்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி பிதாக்களுக்கு செய்தது அதில் யார் வேணாலும் இருக்கலாம் அதில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் கேள்விப்படுற ஒருத்தராக இருக்கலாம் இப்படி யாருக்கோ செய்ததை பிதாக்களுக்கு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கங்க ரெண்டு எனக்கு செய்ததை என்ன ரெண்டு ஆங்கிள் இருக்குது எப்போவுமே அவருடைய அதிசயங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டு பா ரெண்டு பகுதி இருக்குது ரெண்டுமே பெரும் பகுதி ஒன்று மற்றவங்களுக்கு பிதாக்களுக்கு செஞ்சது இன்னொன்று இன்னொரு விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எழுதி புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இருக்கிற அதிசயங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் எழுதி புஸ்தகமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பைபிளுக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கிற அதிசயம் என்ன அதில் எழுதி தேவன் எழுதி ஸ்பெசிஃபிக்காக எழுதி எனக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா அதில் படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க அந்த அதிசயங்கள் நான் என்ன செய்யணும் தியானிக்கணும் அந்த அதிசயத்தை நான் என்ன செய்யணும் நினைக்கணும் அந்த அதிசயத்தை நான் நினைக்கணும் இப்படி ஆண்டு அவருக்கு செஞ்சார் ஆப்பிரிக்கா இப்படி செஞ்சார் சாருடைய கர்ப்பத்தை கத்தர் அவளுடைய தொண்ணூறு வயசில் திறந்து பிள்ளை பெறும்படி செஞ்சார் ஆப்பிரிக்கா நூறு வயசில் அப்பாவாக்கினார் இப்படி இப்படி யோசிக்கணும் என்ன இப்படி இவங்களுக்கு ஆண்டர் இப்படி செஞ்சார் இவங்களுக்கு ஆண்டர் இப்படி பண்ணினார் தாவிது சிங்கத்தை கிழிச்சு போட்டார் கரடியை கிழிச்சு போடும்போது கிழிச்சு போடும்படி தாவித கத்தர் பலப்படுத்தினார் சிம்சோனை கத்தர் பலப்படுத்தினார் பெனாயா சிங்கத்தை கிழிக்க அந்த பெனாயாவை கத்தர் பலப்படுத்தினார் அவன் மேல பரிசுத்த ஆவியாய் கத்துடைய ஆவியாய் தங்கி இருந்தார் இப்படி எல்லாம் நீங்க நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க இதை நீங்க நினைவு கூற நினைவு கூற நினைவு கூற உங்களுக்குள்ள விசுவாச நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அவங்களுக்கு அப்படி பண்ணினவர் எனக்கு பண்ண மாட்டாரா அன்றைக்கு அப்படி வெளிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு இல்லையா இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள விசுவாசம் சார்ந்த பல கேள்விகள் உருவாகி உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கத்தர் என்ன செய்வார்னா அதிசயத்தை தியானிக்க தியானிக்க நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க உங்களுக்குள்ள கத்தர் ஊட்டி விடுவார் அதைத்தான் தாவிது சொல்றாரு நான் தியானிக்கையில் அனல் மூண்டது அக்கினி மூண்டுச்சு நான் தியானிக்கும் போதே என்ன வருது தியானிக்கும் போதே ஃபயர் சொல்லுங்க பார்க்கலாம் தியானிக்கும் போதே எரியுதியா பற்றி எரியுது இருதயம் கொழுந்து விட்டு சொல்லுங்க இருதய கொழுந்து விட்டு எரிகிறது ஏசு கிறிஸ்து உயிர் திறந்துட்டார் மறித்து உயிர் தெழுந்துட்டார் உயிர் திறந்து எம்மாவூருக்கு போகிற வழியில ஏசு போயிட்டு இருக்கிறார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டான்னு படிக்கிறோம் இல்லையா அந்த எம்மாவுக்கு போகிற வழியில ஆண்டவர் போயிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படித்தானே தானே திருக்கிருஷ்ண புஸ்தத்தில் எழுதி இருக்குது இப்படித்தானே அங்க எழுதி இருக்குது இங்கே எழுதிக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது ஏசு அங்க அவங்களுக்கு தரிசனமாகி அவங்ககிட்ட பேசிட்டு போறார் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டா உயிர்த்த இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க நியாய நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவர் இவர் தான் தீர்க்க திசைகள் சொல்லி இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நல்லா கேட்டுங்க பேசிட்டு இருந்துட்டு ஆண்டவர் டக்குன்னு அப்படி கடந்து போயிட்டார் கடந்து போகும்போது இவங்களுக்கு புரியுது அவர் ஆண்டவர் இன்ன வரைக்கும் நம்மளோட பேசிட்டு இருந்தவர் யாரு அப்ப அவங்க சொல்றாங்க அவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்ச போது நமக்குள்ள ஒரு அனல் மூண்டுச்சு இல்லையா அவர் நம்மளோட வந்து டச் ஆகும் போதே நமக்கு என்னாச்சு ஒரு ஃபயர் புரியுதா உங்களுக்கு பெராயாவில் இருந்த கிறிஸ்தவங்களும் தெசலோனிக்கையில் இருந்த கிறிஸ்தவங்களும் ஆதியில் இருந்த கிறிஸ்தவங்க எல்லாம் அவங்களுக்கு டெய்லி வேலை என்ன தெரியுமா டெய்லி வேலை என்ன தெரியுமா வீடு வீடாக வீடு வீடாக வீடு வீடாக ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வீடு வீடாக டெய்லி குடிக்குவாங்க எதுக்கு ஊரில் உலகத்தில் எல்லாம் போட்டு கும்மி அடிக்கிறதுக்கு தொலைச்சிருவார காண்டவர் ஆமாம் ரெண்டு பேர் நம்மால் ரெண்டு பேர் ஒரு வீட்டில் சந்திச்சானா அன்றைக்கி அந்த வீட்டில் மாநாடு யாரை பற்றி நடக்குது பாஸ்ட்டை பற்றி போடுவான் முதல்ல அப்புறம் பாஸ்ட்டு பொண்டாட்டி அப்புறம் பாஸ்ட்டு பிள்ளைங்க சபையில் யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேரில் ஒரு நிலைமையில எல்லாத்தையும் விமர்சிக்கிறது எங்கே உட்காந்துக்கிட்டு ஆ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க யாரை பற்றியும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் யாரை பற்றியாவது பேசி வீடு வீடாக நுழைஞ்சு பேசி புறங்கூறிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் உன்னை தட்டி கத்துற ஒன்றும் இல்லாமல் உட்கார வச்சிருவார் அதுக்கு அது செய்கிறது நம்முடைய வேலை நீங்கள் கூடுங்க வீடுகளில் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் கூடுங்க நான் வேண்டாங்கள ஆதி சபை கூடுச்சு அப்படி கூடுச்சுங்க வீட்டில் தான் ஆதி சபையே நடந்துச்சு ஆதி சபையே வீட்டு சபைகள் தான் ஆதி சபைக்கு கோபுரங்கள் இல்லை ஆதி சபைக்கு கட்டிடங்கள் இல்லை ஆதி சபைக்கு ட்ரஸ்ட் இல்லை மிஷன் அது இல்லை இது இல்லை ஆதி சபைக்கு இந்த கட்டிட பிரகாரமான எந்த செட்டப்பும் இல்லை ஆதி சபைக்கு மனை மணி இல்லை என்ன இல்லை சபை ஆரம்பிக்குது வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றக்கல என்ன இல்லை எவனை அடிச்சுட்டு போகிறான் அதில் அதில் சில பேர் இருக்கிறான் அதில் அதில் ஒரு அரசியல் பண்ணுவான் இவன் மணி அடித்து நான் போகணுமாம்பான் <laughs> மணி அடிக்கிறவ யார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் தானே அந்த மணி அடிக்கிறவர் என்ன சொல்லுவாங்க கோயில் பிள்ளை அவர் பேர் என்னங்க அவர் கோயிலுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி அவர் கோயில் பிள்ளைன்னு அவருக்கு ஒரு பேர் பைபிள் எல்லாம் இருக்குதான்னு நினைக்க கூடாது அப்புறம் நான் சொன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் அத்தோடு மணி வாங்கி தொங்க விட்டுருக்குறோம்னா அப்புறம் அதுக்கு இருக்க ஒருத்தர் இல்லை அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு பிரதர்சி பண்ணி விட்டாதானா அப்புறம் அவனும் அந்த மணியை மணியான வந்து அடிச்சுட்டு இருப்பான் மணியை ஆமாவா இப்போ இந்த மணி அடிக்கிறவனுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சில நேரம் யாருக்கு யாருக்கு பிரச்சனை அல்லது அந்த மணி அடிக்கிற வீட்டோடு உங்கள் வீட்டுக்கு என்ன இருக்கு ஒரு அதனால் சில பேர் அவன் மணி இவன் அடித்து நான் போகணுமா ஆஹா நான் பத்து நிமிஷம் முன்னாடி போவேன் இல்லைன்னா பின்னாடி போவேன் ஏயா நீ திருந்தவே மாட்டேயா ஆண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கழிச்சிட்டோங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்களேன் மோசே சங்கீத தொண்ணூறில் ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க எங்கள் நாட்களை நாங்கள் ஒரு கதையை போல் என்ன செஞ்சிட்டோம்னா கழிச்சிட்டோம் இப்போ வாழ்க்கையில் சில நேரம் உங்களை ஹீரோவாக பாவிச்சு உங்களை ஹீரோயினாக பாவிச்சு எத்தனையோ பேரை நீங்கள் வில்லனாக்கி அவனை அப்படி பண்ணணும் இப்படி உங்களுக்கு பண்ண முடியுதோ பண்ண முடியல கடைசிக்கு ஜவமாவது பண்ணுறீங்களா அவனை முற்றாதீங்க ஆண்டவரை உங்களுக்கு முடியாதவங்களே யார்கிட்ட கொடுத்துட்றீங்க முடிஞ்ச இடத்துக்கெல்லாம் நீங்களே சொரிஞ்சு நல்லா வாரி சொறி கட்டிட்டு போயிடுறீங்க இல்லையா நீங்கள் நல்லா மடிச்சு கட்டிட்டு உங்களுக்கு முடிய இடத்துக்கு நீங்களே போயிடுங்க உங்களுக்கும் முடியல அப்படின்னு யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்க நமக்கு முடியாதுங்கிற நீங்கள் என்ன செய்யுங்க ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று சொல்கிறேன் அவன் விட்டு வைக்காதீங்க அதுக்கு ஒரு பொருத்தம் நம்மால் நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சபைக்கு கதவு நான் தான் போட போகிறேன் எப்படி <laughs> கேட்டால் நம்மால் சொல்லலாம் ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படிமா இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ எனக்கு தெரியல நம்ம வாழ்நாளே இப்படி என்ன செஞ்சிருச்சு கழிஞ்சிருச்சுங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நமக்கு எதிரிகள்ங்கிற பேரில் யாருமே இருக்கக்கூடாது நமக்கு விரோதிகள்ங்கிற பேரில் யாருமே இருக்கக்கூடாது எனக்கு இவன் ஆகாது எனக்கு அவன் ஆகாது ஏன் அப்படி ஒரு லிஸ்ட்டே உங்ககிட்ட இருக்கக்கூடாது முடிஞ்சால் எல்லாரையும் மன்னிச்சிருங்க எந்த கசப்பு உணர்வுகளும் நமக்கு வேண்டாம் யார் மேலும் பகை வேண்டாம் ஏன்னா நான் செத்தா பரலோகம் போகணும் என்னை கத்தர் சந்திக்க வந்தால் என்னை கத்தர் அங்கீகரிக்கணும் ஹலோ லூயா ஆண்டு சொல்லார் உன் இருதயத்தில் நிறைய கசப்பு இருக்குதுப்பா தீர்க்கப்படாத கடன்னு சொல்லி உன் லிஸ்ட்டை நிறைய கணக்கு நீ வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறப்பா நீ அதெல்லாம் போய் டேலி பண்ணிட்டு வான்னு சொல்லி திருப்பி விட்டுட்டாருன்னா மோகன்ராஜ் பிரபு அமேன் ஆ ஒரு சாட்சிக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பிரபு அவருடைய மனைவி கிட்ட ஒரு ஆவி இருக்குது இருந்துச்சு இவர் செய்கிற பிஸ்னஸில் ஒரு அம்மா கிட்ட வரவு செலவு பண்ணியிருக்கிறார் அதில் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பணத்தை இவர் திருடிட்டாருன்னு அந்த அம்மா நினச்சி நினச்சிட்ருக்குது என் பணத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு திருடிட்டார் நல்லா கேட்டுக்குங்க உங்கள் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது அதுக்கு தான் ஆவியான சொல்ல சொல்கிறார் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என் பணத்தை இவன் திருடிட்டான் அப்படிங்கிற அந்த ஒராளமான மைண்ட் செட்டப் அந்த அம்மா விதமாக இறந்துட்டாங்க செத்தாச்சு இப்போ இந்த ஆவி இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது இவருடைய மனைவிக்குள்ளே போராடிட்டு இருக்குது இதை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் நான் திருட்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை இதை இதயத்திலேயே ஒரு ஆவிங்கும் போது நான் இவர்கிட்ட கேட்க முடியாது அல்லவா அதனால் அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கடைசி அந்த ஆவி வெளிப்படுத்து கூப்பிட்டாச்சு வெளிப்பட்டு பேசும்போது அந்த ஆவி சொல்லுது இவன் என் பணத்தை திருடிட்டான் அதனால் நான் இவனை ஒரு வழி பண்ணாமல் இவன் நான் வாழ விட மாட்டான் அப்படிங்குது அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் இது ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தினது தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் தான் தயக்கமாக இருந்தேன் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவர் தன்னை அந்த அந்த விஷயத்தில் நடந்த அந்த உண்மை என்னங்கிறத சொல்கிறார் சொல்லும்போது இப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக நான் இப்போ இந்த ஆவிக்கும் இவருக்கும் நான் நின்று பேசிக்கிட்டேன் ஏய் முன்னாடி தான் கேட்டுட்டுக்கிறேன் கேட்டுக்க இதுதான் உண்மையாமா ஆ அப்படியா அப்படிங்குது அப்படி தான் அதான் உண்மை அதனால் ஒன்று பொய் சொல்ல தேவ சமூகத்தில் தேவ ஊழியக்காரனுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு இருக்கிறார் உன் கணக்கு முடிஞ்சுதா கையை கொடு இப்போ கை கொடுக்குது ஆவி கை கொடுக்குது ஆ கை சொல்லிடுறியா நான் ஒன்று பணத்தை திருடலம்மா அப்படிலாம் இல்லை நீ தப்பாக நீ அப்போ இருந்தே நீ புரிஞ்சுட்ருக்கிற நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் இப்போது நீ என்னை நம்பு இப்போ எல்லாம் ஓகே இவங்க ரெண்டுத்துக்குள்ள இந்த வரவு செலவு கணக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ இனி என்ன பண்ணணும் நீயே மரியாதைக்கு போயிடுச்சு எத்தனை பேருக்கு உண்மை புரியுது நான் சொல்ல வர்றது எத்தனை பேருக்கு புரியுது கணக்கு தீர்க்கப்படாமல் சூப்பர் வாங்கினால அது வந்துடுது டக்குன்னு விசுவாசி கொஞ்சம் வரமாட்டேங்குது சொல்லுமா எல்லாரும் சொல்லு வரவு செலவு எங்கேயாவது கொடுக்கல் வாங்கல்ல எங்கேயாவது பழகினதில் துரோகத்தில் அதில் இதில் எங்கேயாச்சும் நிலுவையில் ஏதாவது நின்றுச்சுன்னா என்னான்று சொல்லுவார் தம்பி நீ அந்த கணக்கு போய் என்ன செஞ்சுட்டு வந்துரு ஆ செட்டில் பண்ணிட்டு வாப்பா அதில் ஒரு பத்து பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான் எங்கிட்ட வம்பு பண்ணிட்டு ஆண்டவரே இன்னைக்கு பரலோகத்துக்கு வரணும் உங்ககிட்ட ஏறிட்டு இருக்கிறான் அவனை முதல்ல இறக்கி கொடுங்க எனக்கு அவனுக்கு ஒரு கணக்கு இருக்குதுன்னு சொன்னால் என் ஆண்டவர் நீதி உள்ளவர் சொல்லுவார் நியாயாதிபதி சொல்லுவார் ஆமாம் சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதி அவர் சொல்லுவார் நீ போய் உன் கணக்கு கொடுத்துட்டு ஓகே நீங்கள் கணக்கு கொடுத்துட்டு வர வரைக்கும் என் ஆண்டவர் நின்றுட்டு இருப்பாரா சரி என் ஆண்டவர் போயிட்டார்னு வச்சுக்க நீங்கள் கணக்கு கொடுத்துட்டு ஆண்டவரே நான் முடிச்சிட்டேங்க கர்த்தாவே அப்படிங்கும் போது அவர் இருக்க மாட்டார் அப்போ உங்களை யார் கூட்டிகிட்டு போவா பரலோகத்துக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது அதனால தான் சொல்கிறார் வாழும் காலத்தில் இருக்கும்போது எல்லா கணக்கையும் செட்டில் பண்ணிக்க எத்தனை இருக்குது புரிஞ்சுது புரிந்தவர்கள் பாக்கியவான்கள் ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுறாருங்க யார் மேலும் கசப்பு இல்லப்பா நன்றாடுவேன் யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் மன்றாடுவேன் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன் எதை குறித்தும் ஏன் அதை உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் எதுவுமே உங்களை கலக்கிட்டு இருக்கக்கூடாது கவனிச்சுட்டு வரீங்களா எல்லாருமே கிறிஸ்தவன்கிற பெயர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது எல்லோரும் நல்லா பதிவு வச்சுக்கோங்க கிறிஸ்தவனாக வாழ்ந்துருக்கணும் கிறிஸ்தவனா இப்போது அவருடைய அதிசயத்தை மட்டும் நான் நினச்சிக்கிட்டே வாழ்கிறேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்க முடியுமா ஒரு சம்பவத்தை எனக்கு ஆவியான ஞாபகப்படுத்துகிறார் யோசேப்பு எகிப்துக்கு போனார் யோசேப்பு எகிப்துக்கு போகிறார் எப்படி போனார் இவருக்கு நல்ல ஒரு ஒரு ஒரு இந்த ரிட்ரீட் எல்லாம் நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து இவங்க சாதனை அருமை பெருமை அது இதெல்லாம் பேசி மாலை போட்டு மரியாதை கொடுத்து அவார்டு கொடுத்து ரிவார்டு கொடுத்து கனப்படுத்தி சாலை போற்றி அதை போற்றி இதை போற்றி வந்திருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நல்ல விருந்து கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியா எகிப்துக்கு யோசிப்பு அனுப்புனாங்க உங்களுக்கு நல்லா எல்லா விசுவாசிக்கும் நல்லா தெரியும் இதுக்கு ஒன்றும் பெந்தைய கோஷ்டிக்காரனாக இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் எத்தனையோ செய்திகளில் கேட்டிருப்பீங்க ஒரு அடிமையாக இடத்துல இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் யோசேப்பு ரைட் இருக்கா சந்தேகம் இருக்கா இல்லை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவர் யோசேப்பு இப்போ இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட இந்த யோசேப்பு எங்கே போகிறார் போத்திபாருடைய வீட்டிற்கு போகிறார் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க செய்யாத குற்றத்தை செய்ததாய் சொல்லி இவரை கொண்டு எங்க அடைக்கிறாங்க சிறையில் அடைச்சிட்டாங்க <laughs> ஐயோ கர்த்தாவே இதுதான் நான் உனக்கு காட்டின பக்திக்கு பரிசா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த மனுஷன் அழுதானா எங்கேயாவது குமுறுனானா எங்கேயாவது கேட்டானா அங்கேயும் அப்படி ஒரு பக்திங்க அந்நிய நாட்டுக்குள்ளே வந்து அந்த அம்மாவை க அந்த அம்மாவை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்திருந்தான்னா இவனுக்கு சிறை இருப்பே சொல்லுங்களேன் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு நிறைய பேர்த்த கரெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாயா தொலைச்சிருவார் இல்லை எங்கேயாவது தேவையில்லாத நுழைஞ்சிக்கிட்டு தேவையில்லாத பிடிச்சிக்கிட்டு ஆமாம் எங்கேயாவது கத்தருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணின மகனே இருக்க மாட்டேன் யோசேப்பு அங்கே சொல்கிறானுங்க தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை அந்த பயம் அந்த உணர்வு அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு இதுக்கு பரிசு என்ன தெரியுமா சிறைச்சாலை இதுக்கு பரிசு என்ன சிறைச்சாலை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல சிறையில் யோசேப்பை பார்த்த கர்த்தர் அவனை விடுவிக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணுறார் இவனுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்துருந்தாருங்க அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா சொப்பனங்களை கண்டு சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவான் சொப்பனங்களை காணவும் முடியும் அதற்கு அர்த்தம் இது வந்து ஒரு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அவர் அவர் மேலே இருந்துச்சு இந்த யோசேப்புக்கு இந்த கிஃப்ட் இருக்குதுங்கிறத யாருக்கு இப்படி ஒரு கிஃப்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க இதை பற்றியெல்லாம் யோசேப்புக்கு ஐடியாவே இல்லைங்க அவர் பாட்டுக்கு அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறை சிறை இருப்பில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கும்போது அங்கே சிறைக்குள்ள ராஜ துரோகம் செஞ்சு மரண குற்றவாளிகளாய் அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள வரான் அந்த ரெண்டு பேர்த்துக்கு கத்தர் ஒரு ராத்திரியில் கனவு தராரு அந்த கனவுக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லும்படியாக கத்தர் வைக்கிறாரு அப்போது யோசேப்பு ஒருத்தர் சொல்லுவார் நீ செத்து போயிடுவோம் மூணு நாள் நீ செத்து போயிடுவோம் ராஜா சொன்ன மாதிரி உன்னை தூக்கிடுவான் அவன் இன்னும் இன்னொருத்தர் சொல்கிறார் உன்னை தூக்க மாட்டான் இதே மூணு நாளைக்குள்ள நீ வந்து உயிரோடு உயிர் பெற்று நீ என்ன செய்வன ராஜசமுத்திரம் மீண்டும் ராஜா பாத்திர வேலையை காரணம் நீ இருப்பின்னு சொல்லிடுவார் யோசிப் சொல்லிட்டு அடிஷனல் ஒரு ரிக்வஸ்ட் வைப்பார் நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினச்சிக்க அப்படின்னு என்ன அர்த்தம் ராஜாட்ட சொல்லுப்பா இப்படி ஒருத்தன் உள்ளுக்குள்ள இருக்கிறாயா எனக்கு தெரிஞ்சான் அப்படிலாம் பண்ணலையா நல்ல மனுஷன் அப்படின்னு கொஞ்சம் என்னை பற்றி அவன் அந்த சண்டால ரிலீஸ் ஆகி போன உடனே யோசிப்பு என்ன செஞ்சிருவான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறார் அதெல்லாத்தையும் எழுதி அவன் மறந்துடுவான் யோசிப்பை அவன் நினைக்க மாட்டான் மறந்துடுவான் நம்மளை ஒருத்தர் நினைக்கிறது கூட தேவன் தான் செய்கிறாரு நம்மளை ஒருத்தர் மறக்கிறது கூட விசுவாசிக்கிற மட்டும் கரந்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் இதையெல்லாம் செய்கிறவர் கர்த்தர் இப்போ கடைசியா ஒரு ஏற்ற நாள் வரும்போது ஏற்ற நேரம் வரும்போது ஒன்று நடக்குதுங்க என்ன தெரியுமா யோசேப்பை சிறையில் அடைச்சிருக்கிறான் பார்த்தீங்களா சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு யோசேப்பு விளக்கு சொன்னார் பார்த்தீங்களா இவங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிற ராஜா ஒரு கனவு காண்கிறான் ஒரே பொருளுடைய ரெண்டு கனவு காண்கிறான் அதற்கு அவனுக்கு என்ன செய்யல அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியலன்னு இவன் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே அர்த்தம் சொல்லி அனுப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் மறந்து போன மாதிரி அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது ராஜாட்ட சொல்லணும் எனக்கு ஆண்டு சொல்லாருங்க இவன் ரிலீஸ் ஆகி போன உடனே யோசிப்பை நினச்சிருந்துருந்தான்னா யோசிப்புக்கு ஒன்றும் கிடச்சிருக்காது அலையிலோயா ஒருவேளை அவன் சொன்ன கனவுப்படுத்த இப்போ நீ வாழ்றியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தூக்கி போட்டு தூக்கி அவனை போட்டிருந்தாலும் அது எப்படி நீ வாழலான்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாலும் அது நாம் மறந்தது இப்போ சொல்லுங்கள் சில பேர் என்னை மறந்துட்டாங்க ஆண்டவரே அது சொல்லுங்க ஏன் வரமாட்டேங்குது ஆ அந்த அவனையெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியல உன்னை பாண்டர் மன்னிக்க மாட்டார் அவன் மறந்தது ஒரு நாள் வந்துட்டு இருக்குதுங்க அப்போ உங்களை நினைக்கும்படியாய் கர்த்தர் வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா சரி இப்போ நினைக்க வச்சாரா கர்த்தர் நினைக்க வச்சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யோசிப்பு பெண் ஆயிட்டாருங்க அடுத்த ஆயிட்டார் யோசிப்பு இப்போ அடுத்த ராஜா அசல் ராஜா மாதிரி இப்போ யோசிப்பு ஆகிட்டார் அதில் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்குங்க சேரில் மட்டும்தான் சிங்காசனத்தில் மட்டும்தான் உன்னை விட நான் கொஞ்சம் மேலே இருப்பேன் நீ கீழே இருப்பேன் ஆனால் அதிகாரம் நான் உனக்கு தரேன் உன் அனுமதி இல்லாமல் தேசத்தில் ஒருத்தனும் கையாவது எப்படி இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா யோசேப்பினுடைய சகோதரர் வந்து அங்கே யோசேப்பை கண்டுபிடிக்க முடியாது செஞ்சு எல்லாரையும் உட்கார வச்சு யோசேப்பை தன்னை காண்பிச்சுருவார் தலையில் இருக்கிற கிரீடத்தை கழட்டி தன்னுடைய முகத்தில் இருக்கிற சிலதையெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் காண்பிக்கும் போது நம்ம யோசேப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இப்போ இவங்களுக்கெல்லாம் இவனுடைய அண்ணம்மார்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா வரும் பயங்கரமான பயம் குழப்பம் வரும் குழப்பம் வந்து எல்லாரும் நினைப்பாங்க இனி இதுக்கெல்லாம் இவன் பதில் செஞ்சானா ஐயையோ நாம எஸ்கேப்பே அப்படிங்கும்போது தான் யோசிப்பு ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவர் சொல்லுவார் இல்லை இல்லை எடுத்துட்டியாப்பா படிச்சிரு என்னை இவ்விடத்தில் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம் ஜீவ ரட்சணிய ஜீவ உண்டாகும்படி தேவன் என்னை தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் உங்களுக்கு முன்னே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறார் அதிசயத்த சொல்றாரு பாருங்க வந்தது அடிமையாக வந்தது விற்கப்பட்டது இருபது காசுக்கு விற்கப்பட்டது செய்யாத குற்றத்திற்கு கிடைச்சது சிறை தண்டனை இத்தனை பிரச்சனைகள் வந்து இந்த எவ்வளவு சிம்பிளா சிம்பிளாக பாருங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கத்தரனை இப்படி நடத்திட்டு வந்திருக்கிறார் அதிசயம் விளங்குதாயா உங்களுக்கு சில நேரம் கஷ்டமா தெரியும் உங்களுக்கு சில நேரம் சகிக்க முடியாததா தெரியும் உங்களுக்கு சில நேரம் நடந்தது கொடுமை மாதிரி தெரியும் துரோகம் மாதிரி தெரியும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்துருங்க எல்லா உத்தம விசுவாசிகளுக்கும் உண்மையாய் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு உங்க மேல இருக்கிற கரைகளை கலைந்து விடும்படியாய் உங்க மேல இருக்கிற குற்றங்களை எல்லாம் தீர்க்கும்படியாய் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு சைனை கொடுத்து உங்கள் உங்களை யாருன்னு நிரூபித்து உங்கள் மூலமாக அவங்களே சேர்த்து காப்பாற்றுகிற அவங்களை வழிநடத்துகிற கர்த்தர் தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் அலையலூயா அதிசயத்தை மட்டும் நினைங்க ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார் நேற்றுக்கு எப்படி நடத்தினார் ஆ நாற்பத்தி அஞ்சு வருஷம் துரோகம் நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு துரோகம் பண்ண உங்கள் பெரியப்பா குடும்பத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த துரோகத்துக்கு மத்தியில் உங்களை கத்தரை எப்படி காப்பாற்றிட்டு வந்தார் அதை மட்டும் நினைங்க நம்ம எல்லாரும் அடிபட்ட போது நம்ம வருத்தப்பட்ட போது பாடுபட்ட போது நமக்கு இருந்த பிரச்சனை அப்போ வந்த வெட்கம் அப்போ வந்த துக்கம் இதைத்தான் நினைப்போம் அதுக்கு மத்தியில் கற்று நம்மளை காப்பாற்றினார் பார்த்தீங்களா அதை நினைக்க மாட்டோம் அதை தான் தாவி ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் நடக்கிறது மரண இருள் நான் நடந்துட்டு இருக்கிறது பள்ளத்தாக்கு அதை மட்டும் பார்க்காதையா நீ நடக்கிற மரண இருளிலே நீ நடந்து கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கிலே உனக்கு உண்டாய் கொண்டிருக்கிற பயங்கரத்திலே நீ தனியா இல்லை உன்னோடு ஒருவர் இருக்கிறார் அவர் நீ ஆராதிக்கிற தேவன் என்று நீ நினைப்பாயானா இன்றைக்கு ஆண்டர் சொல்றாருங்க உனக்கு அவர் வச்சிருக்கிற மகிமையை நீங்கள் பெற முடியும் பார்க்க முடியும் அலையலூயா பிதாக்களுக்கு செய்ததை நம்ம நினைக்கணும் இந்த எரிகோ எரிகோன்னு சொல்லி ஒரு பட்டணத்தில் ஒரு வேசி இருந்தான் அவ இசரவேல இசரவேலு இசரவேலுக்காக வேவு பார்க்க வந்த வேவுக்காரங்களை என்ன என்ன பண்ணா தெரியுமா ஒழிச்சு வச்சிருந்தா என்ன செஞ்சா அந்த அந்த அந்த ஸ்பையா வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பையாய் வந்திருந்த வேவுக்காரரை இவன் என்ன பண்ணான்னா மறைச்சு வச்சு அந்த அந்த எரிகோ பட்டணத்துக்கு அந்த தேசத்துக்கு அவள் துரோகம் பண்ணுறான் யாருக்கு நன்மை செய்கிறா அந்நீருக்கு நன்மை செஞ்சு சுய சுய தேசத்தாருக்கு சுய பட்டணத்தாருக்கு அவன் என்ன பண்ணான்னா துரோகம் பண்ணுறா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அவன் சொல்கிறாங்க நீங்கள் எகிப்தில் இருக்கும்போது இருந்து அங்கிருந்து நீங்கள் கிளம்பி வரும்போது இருந்து உங்கள் நிமித்தமாக தேவன் என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்கிறது நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை உங்களுக்காக செஞ்சுருக்கிறாருங்கிறது அவன் என்ன தெரியுமா அவன் என்ன தெரியுமா சொல்கிறா இந்த இந்த ஜனத்தை காப்பாத்துறதுக்கு பார்வோனுக்கு அவ்வளவு பிரச்சனை எகிப்து தேசத்துக்கு அவ்வளவு பிரச்சனை செங்கடலை ரெண்டா பிளந்திருக்கிறார் இவங்களுக்காக இத்தனையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் இப்போ நான் இவங்களை காட்டி கொடுக்கறதுனால மட்டும் இந்த ஜனம் அழிய போறது இல்லை இவங்களுடைய வெற்றி நிச்சயம் இவங்களை தேவன் காப்பாற்றுவது நிச்சயம் இவங்களுக்கு சொன்னபடியே இவங்களை காணான் கொண்டு போய் சேர்ப்பது நிச்சயம் இதில் நான் அல்ல எந்த கொம்பை நினைச்சாலும் இந்த ஜாதியை அழிக்க இந்த ஜனத்தை சிதைக்க இந்த ஜனத்தை ஒன்றுமில்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த நாட்டுக்கு அவ தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த ஜனத்துக்கு அவ சப்போர்ட் பண்ணுகிறார் ஏன் தெரியுமா கத்தர் என்ன பண்ணினாருங்கிறத அவன் நினைச்சா கேள்விப்பட்டவ நினைச்சா கஷ்டம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கணுங்க தண்ணீரை கூட என் ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினவர் தண்ணீரை கூட என்ன ஒரு கைப்பிடி மாவை பஞ்சகாலம் தீரும் வரை அவளும் அவள் வீட்டாரும் ஊழியக்காரன் எளியாவும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்படி போஷித்தவர் நான் என்னுடைய ஆண்டவர் இந்த கடல்ல எந்த படகுல எந்த வலையில் மீன் கிடைக்கல மீனை ஏற்ற முடியலன்னு கலங்கினானோ அதே பேதிரு அதே வலை அதே கடல் அதே படகுல நிரம்ப வச்சு நிரம்ப நிரம்ப வச்சு ரெண்டு படகுல நிரம்ப வச்சு அங்கே அற்புதத்தை காட்டினவர் நம்முடைய தேவன் ஒரு வாரம் சம்பளம் வரல ஒரு மாதம் சம்பளம் இல்லை ஒரு வாரம் வேலை இல்லை பை காலி ஆயிடுச்சு பர்ஸு காலி ஆயிடுச்சு பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கும் போது நம்ம துவண்டுறோமே அந்த பிதாக்களுக்கு செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை நம்ம நினச்சோம்னா ஒரு புது ஜீவன் நமக்குள்ள வருவாங்க ஆமே கத்தருடைய அதிசயங்களை தியானித்து தியானிச்சு பாருங்க நீங்கள் நடக்கிறதுக்கு பாதையை கத்தர் போடுவார் கால் இடராதபடிக்கு கர்த்தர் நடப்பதற்கான பலனை இந்த கால் வீங்காதபடி கத்தர் காப்பார் இந்த காலில் நீங்கள் தொடுத்திருக்கிற பாதரட்சியை கூட கத்தர் எவ்வளோ பெரிய அதிசயம் முன்னோர்களுக்கு செய்தது உங்களுக்கு செய்கிறது ரெண்டையுமே நீங்கள் மறக்கக்கூடாது ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சார் நினைச்சாதான் இங்கே நான் அவர்கிட்ட அதை உரிமை பாராட்ட முடியும் இசரவேலுக்கு என்ன செஞ்சார் எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் இங்கே அதை உரிமை பாராட்ட சொல்லுங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கடல் மேல் இயேசு நடந்தார்கள் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சா தான் நீங்கள் கடக்கிற பாதையில் கடல் இருந்தால் ஆண்டவரே இதை கடக்க வைப்பதற்கு மேலே முடியும் என்னை நடக்க வைங்கன்னு சொல்லி கேட்க உங்களுக்கு முடியும் நான் நிறைய இடத்துல வேதத்தில் நடந்த நிறைய அற்புதங்களை அப்படியே அப்ளை பண்ணி ஜபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டதை நிறைவேற்றி இருக்கிறார் ஹலோ லோயா அதை அப்படியே அதை அப்படியே சொல்லி ஜபம் பண்ணி இங்கே இப்படி செஞ்சுருக்கிறீங்க இவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கும்போது அந்த அற்புதம் அப்படியே அவங்க மேலே என்ன ஆகுதுன்னா அது அப்படியே அவங்கள பாதிக்குது அந்த அற்புதம் அந்த வல்லமை அப்படியே அவங்க மேலே வந்து இறங்குதுங்க உடனே அந்த வேதத்தில் நான் எந்த அதிசயத்தை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செஞ்சனோ அது அவங்களுக்கு நடக்கிறத நான் பார்க்கிறேன் அலையலூயா அதிசயங்களை நினைக்கலைன்னா கலகம் பண்ணுவீங்க தேவனுக்கு விரோதியாக இருப்பீங்க தேவனுக்கு சத்துருவாயிருவீங்க ஆண்டவர் ரொம்ப ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாரு நீ அதை நினைக்காம வாழ்ந்தீனா நீ எனக்கு பிரியமாய் நடக்க மாட்டேன் நீ எனக்கு உகந்தவனாக இருக்க மாட்டேன் நீ அதிசயத்தை நினைச்சினா எனக்கு உண்மையான மனுஷனாய் என்னுடைய விசுவாசியாக இருப்பின்னு ஆண்டவர் சொல்கிறார் பிதாக்களுக்கு செய்ததை வேதத்தில் பாருங்கள் உங்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் தாவிதை ஆரம்பிச்சுங்க தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து பிதாக்களுக்கு செஞ்சதையெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் சொல்லி முடிப்பார் பாருங்க மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை எப்படி ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் வசனம் ஒன்னாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு இரு இரு இரு இருங்க இத்தனை பேர் கத்துனா எனக்கு என்ன புரியும் யாராவது ஒருத்தர் படிங்க படிப்பா கர்த்தரை துதியுங்கள் ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிக்கிறார் கர்த்தரை துதியுங்கள் துதியுங்கள் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதனால் அவர் நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் யாருன்னு சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு சொல்ல ஆரம்பித்து கடைசியில் என்னவெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி கடைசி எப்படி திரும்ப முடிக்கிறாரு மாம்ச தேகம் உள்ள மனுஷனுக்கு மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் உட்பட எல்லா மாம்சத்தோடு இருக்கிற எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்கிறாரு அவரை துதியுங்கள்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த சங்கீத தாவிது முடிச்சிருக்கிறார் உங்கள் வாய் தேவனை மட்டுமே புகழட்டும் உங்களுடைய இருதயம் தேவன் செய்ததை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் எந்த துரோகம் எந்த எந்த கேடு எந்த நியாயக்கேடு எந்த அநியாயம் யார் உங்களுக்கு எந்த ரூபத்தில் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் நினைக்காதபடி மறந்து விட்டு தேவனை நினைத்து இந்த வாயார தேவனை துதிச்சிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதமாக என்ன செஞ்சிருன்னா மாறிடும்